என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் என மீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் சிறிதளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என் தமிழை வணங்கி அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் எனது பெயர் ரா புவனேஸ்வரி இன்றைய தலைப்பு இந்த இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா என்பதுவே கண்டிப்பாக இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கிதான் இன்றைய கால அளவில் பெரும்பாலான பங்கு என்றால் அது நம் இளைஞர்களுடைய பங்கு அதனால் அதனால்தான் உலக இளைஞர்கள் தினமாக ஜனவரி பன்னிரெண்டை கொண்டாடுகின்றோம் நிச்சயமாக இன்றைய இளைஞர்கள் இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கிதான் இருக்கிறது ஆனால் நாம் தான் அவர்களை லட்சியங்களை நோக்கி பயணிக்க வைக்கின்றோம் இன்றைய கால அளவிலும் கூட பெரும்பாலான பெற்றோர்கள் தமது குழந்தைகளின் லட்சியங்களை பொருட்படுத்தாமல் அவர்களை லட்சியங்களை நோக்கி பயணிக்க வைக்கின்றனர் எடுத்துக்காட்டாக பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு ஒரு மாணவன் தனக்கு பிடித்த விவசாயத்தை செய்ய வேண்டும் என விரும்பினால் அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த மாணவனை பொறியியலோ மருத்துவமோ படிக்க தூண்டு தூண்டுதல் கொடுக்கின்றனர் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் எழுச்சி பெற்ற இளைஞனே வருக என்றார் முன்னாள் பிர முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்றைய இளைஞர்களை நாளைய இந்தியா என்றார்கள் என்றால் அது மிகையாகாது இன்றைய கால அளவிலும் கூட பெரும்பாலான இளைஞர்கள் வெளிநாட்டில் படித்திருந்தாலும் கூட தன் தாய் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்னும் எண்ணத்தில் குறைந்த சம்பளமாயினும் தன் நாட்டிலேயே இருந்து வேலை செய்யும் ஆர்வமுடைய இளைஞர்கள் பலர் இளைஞர்களின் சிந்தனை லட்சியத்தை நோக்கி இல்லாமல் போயிருந்தால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்திருந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக யாரும் குரல் கொடுத்திருக்க மாட்டார்கள் அன்றோ லட்ச லட்சியத்திற்காக லட்சங்களை இழந்த காலம் போய் இன்று லட்சத்திற்காக லட்சியத்தையே இழக்க வேண்டிய காலமாய் மாறிவிட்டது ஆனால் இன்றைய கால அளவிலும் இளைஞர்களின் சிந்தனை லட்சியத்தை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருப்பது என்பதை இவ்விடத்தில் நிலைநாட்டி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்